வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஜூலை சிக்ஸ்த் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு டூ டுவெண்ட்டி ஆகுது இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா thirty five thousand eight hundred ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்குது கரண்ட் கால் பார்த்தீங்கன்னா பை கால் அதனால தான் உங்களுக்கு கேண்டில்ஸ் பார்க்க க்ரீன் கலரில் இருக்குது பட் இப்போ ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு புதுசாக ஒரு கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு அது பார்த்திங்கன்னா ரெட் கலரில் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு அதே ரெட் கலர் ஓப்பன் ஆயிருக்குன்னா செல்லிங் ட்ரெண்டை இன்டிமேட் பண்ணியிருக்கு thirty five thousand eight nought செவனில் நமக்கு செல்லுன்னு சொல்லி வந்திருக்கு கீழே இருக்க ரெண்டு லைன் வந்து டார்கெட் ஒன் அண்ட் டூ மேலே இருக்க line stop loss line so இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜென்ரேட் ஆன ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான கால் பார்த்திங்கன்னா இந்த கால் தான் நமக்கு மார்க்கெட் தொடர்ந்து சடனாக ஒரு டூ ஓ கிளாக் அப்புறம் தான் வந்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இறங்குச்சு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டிலேருந்து இன்றைக்கி ஆக்சுவலி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டே பாசிட்டிவ் தான் நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ஈவன் சென்செக்ஸ் கூட எடுத்துக்கிட்டிங்கனாலும் இன்றைக்கி ஃபுல் டே வந்து பாசிட்டிவான மார்க்கெட்டாக தான் இருந்துச்சு மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கில் வேகமாக இறங்கினாலும் மறுபடியும் இப்போ ரெக்கவரி ஆகி செல்லிங் ஆன ரேஞ்சுக்கே தான் போய்கிட்டு இருக்கு மார்க்கெட் அந்த கேண்டில் ஓப்பன் ஆகும்போது ஒரு பவர் இருந்துச்சு பட் இன்னும் டார்கெட் வந்து ரீச் அவுட் ஆகலை நம்ம அதுக்கு முன்னாடி இப்போ ப்ரீவியஸ் என்னன்னு பார்த்துடலாம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டே வந்து பையிங் ட்ரெண்ட் பை மோட்லேயே தான் இருந்துச்சு மார்க்கெட் ட்ரெண்டு வந்து கொஞ்சம் கூட பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகவே இல்லை இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜூலை சிக்ஸ்த்து ஓப்பனிங்கு இன்றைக்கி ஓப்பனிங்கில் ஒரு சின்ன டவுன் மாதிரி வந்தாலும் அப்படியே ரெக்கவரி கொடுத்து ரைஸ் ஆனது தான் தொடர்ந்து ஏறிக்கிட்டே தான் இருந்துச்சு இப்போ டூ ஓ கிளாக் வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் ரைசிங்கில் பையிங்லேயே தான் இருந்துச்சு பைக்கால் பார்த்திங்கன்னா நமக்கு நேற்றே வந்து பார்த்துருந்தோம் ஆஃப்டர்நூன் வந்து ஒரு ஒன் ஓ கிளாக் வந்து ஜென்ரேட் ஆகிருந்துச்சு அப்போ ஜென்ரேட் ஆன பைக்கால் பார்த்திங்கன்னா நமக்கு தொடர்ந்து இன்றைக்கும் வந்து கண்டினியூ ஆச்சு ட்ரெண்ட் வந்து ஆக்சுவலி ட்ரெண்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆனது இப்போ டூ ஓ கிளாக் தான் சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ அப்படி சேஞ்ச் ஆன ட்ரெண்டில் தான் நமக்கு இப்போ செல் கால் வந்து எடுத்திருக்கோம் ஸோ பைக்கால் அப்படின்னா கேண்டில்ஸ் கேண்டில்ஸ் க்ரீன் கலரில் வரும் செல் கால் அப்படின்னா கேண்டில்லாம் ரெட் கலரில் வரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு வேமா டவுன் சைடில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு thirty five thousand seven fifty வரைக்கும் இப்போதைக்கு டவுன் வந்திருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு கிடச்சிருக்க அந்த கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட் கிட்டக்க வந்திருக்கு நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது ஒரு டூ டுவெண்ட்டிக்கு ஜென்ரேட் ஆச்சு ஜென்ரேட் ஆன ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா செல்லிங் ரேஞ்சிலே இருந்துட்டு இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு தான் நமக்கு பார்த்தீங்கன்னா டார்கெட்டே வந்து ரீச் அவுட் வந்து ஆயிருக்கு thirty five thousand eight nought செவனில் நமக்கு செல் கால் வந்துச்சு செல் கால் வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா thirty five thousand seven ten கிட்டக்க ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணி தரும் இது வந்து சிக்னல் ஜென்ரேட்டர் லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி எப்போல்லாம் உங்களுக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதோ ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகும் போதெல்லாம் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் ஜென்ரேட் பண்ணும் ஸோ நம்ம இப்போ பேங்க் நிஃப்டிக்கு எப்படி கால் வந்துச்சுன்னு பார்த்தோம் மீன்வெல் நிஃப்டியும் இந்த நேரத்தில் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் ஆப்ஷனும் உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு இன்னும் கூட ஐடியா கிடைக்கும் மார்க்கெட்டில் என்னென்ன மூமெண்ட்ஸ் இருக்குன்ட்டு இது பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒன் மினிட் சார்ட்டு இது செல் கால் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஓ கிளாக் அப்புறமா வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் நைன் நாட் சிக்ஸில் அப்போ ஜெனரேட் ஆன செல் கால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா fifteen thousand eight sixty six அது நமக்கு பார்த்தீங்கன்னா fifteen thousand eight sixty two வரைக்கும் சிக்ஸ்டி வரைக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டவுன் வந்து வந்திருக்கு ஸோ இப்படி தான் நிஃப்டிலே நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு டூ ஓ கிளாக் அப்புறம் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டிக்கு வந்து ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு இது Nifty put option sixteen thousand put option பார்க்குறோம் ஒன் டுவெண்ட்டி நைனில் நமக்கு பைக்கால் வந்திருக்கு அது பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட நமக்கு இப்போ ட்ரேடிங் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு ஸோ ஆப்ஷனில் இது வந்து இந்த மணி ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணுறோம் நமக்கு செல் கால் வந்தனால ஆப்ஷனில் வந்து புட் ஆப்ஷன் வந்து காட்டுறோம் அதே நமக்கு பைக் கால் வந்தால் டேரெக்டாக கால் ஆப்ஷன் வச்சு ட்ரேடிங் பண்ணுறனாலும் பண்ணலாம் ஸோ இது வந்து இந்த மணி ஆப்ஷன் நம்ம அடுத்து பேங்க் நிஃப்டிக்கும் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா thirty six thousand five hundred weekly option put option தான் இதுவும் வீக் ஆப்ஷன் தான் ஸோ இது பார்த்தீங்கன்னா எயிட் டுவெண்ட்டி டூவில் பைக்கால் வந்திருக்கு நைன் ஹண்ட்ரட் ரேஞ்செலாம் பிரேக் அவுட் வந்து பண்ணிவிட்டு இப்போ எயிட் சிக்ஸ்டி ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஆப்ஷன்லையும் வந்து கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் ஃபியூச்சர் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணலாம் இல்லை வீக்லியில் இந்த மணி ஆப்ஷன் வச்சு ட்ரேடிங் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் மேக்ஸிமம் நாங்கள் ரெஃபர் பண்ணுறது இந்த மணி ஆப்ஷன் தான் ஸோ அதுதான் வந்து மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஃபியூச்சருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மணி ஆப்ஷன் வந்து நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம் ஸோ நீங்கள் டேரெக்டாக இந்த மணி ஆப்ஷன் வச்சு பண்ணுறனாலும் பண்ணலாம் இல்லை ஃபியூச்சர் பேஸ்டு ட்ரேடிங்கும் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா அதாவது இது இன்ஸ்டால் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் இந்த சார்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ